I this Aravind civil influence நம்ம இப்போது கிச்சன் ரிலேட்டடு க்ளவுட் கிச்சனு அடுத்தது வந்து கமர்ஷியல் ஃபிட் அவுட்டு இந்த மாதிரியான அந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம் எது எதுலாம் எசென்ஷியல் இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த சேனலை சப் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச முடிஞ்ச கற்றுக்கிட்டு இருக்கிறத நானும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் இப்போ வந்து ஃபுல்லாக வைட்லி எல்லாருமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எல்லாருமே க்ளவுட் கிச்சன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எதனாலனா ஈஸி டு ஈஸியாக வந்து ஒரு இதை ப இது பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு தான் ஈஸி டு சக்சீட் அதுக்காக லோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க்மேன்ஷிப் தேவைப்படுது ஒர்க்கர்ஸும் ரொம்ப லேபர் ஸ்ட்ரென்த்துமே கம்மி தான் ஸோ அதனால் எல்லாருமே ஃபோக்கஸ் ஆன் க்ளவுட் கிச்சன் தான் பெரிய பெரிய பிராண்ட்ஸே இப்போ க்ளவுட் கிச்சனுக்கு போயிட்டு ஒன்லி பிராண்டிங்க்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருக்காங்க நாம் இப்போ அந்த மாதிரி பார்க்குறதுல வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அந்த க்ளவுட் கிச்சனை செட் பண்ணணும் எந்த மாதிரி பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்றது இப்போ ஒரு நம்ம ஒரு நல்ல லொக்கேஷன் ஒரு ஐடி ஃபீல்டு இருக்கிற லொக்கேஷனில் பார்க்குறோன்னா டெஃபினட்டாக பார்த்துடலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் வந்து ஃபுல் டைம் அங்கே வந்து ஒரு லஞ்சுக்காக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு அரவுண்ட் ஒரு லஞ்ச் சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு அரவுண்ட் ஆஃப் அன் ஹவர் ஆகும் பார்க்கிங் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் so it's a very critical way so அதனால் அவங்க என்ன பண்ணுறதுன்னா ஒன்லி சிம்பிளி ஆர்டர் ஸோ அதுக்கான நம்ம பிளேஸ் பார்க்குறப்போ நம்ம ரொம்ப கான்சியஸாக பார்க்கணும் என்ன நம்ம அதுக்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம அது இந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ணுன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல்டு சர்வே நம்ம எந்த இடத்துல என்னதை விற்க போகிறோம் அதோட மார்க்கெட் ரேட் அங்கே என்ன value last four to five months மேஜராக நம்ம செக் பண்ண வேண்டியது இல்லை என்கிட்ட ஸ்கோப் இருக்குது என்கிட்ட டைம் இருக்குன்னா டெஃபினட்டாக ஒன் இயருக்கு செக் பண்ணலாம் ஒன் இயருக்கு நம்ம செக் பண்ணோம்னா we can do anything within the market rate we will provide அந்த லெவலுக்கு நம்ம இறங்கி அடிக்கலாம் அப்படின்னா நம்ம அதனால் வந்து ஒரு மேக்ஸிமம் மினிமம் வந்து சிக்ஸ் மந்த் இட்ஸ் எனஃப் அந்த ஃபீல்டு சர்வே எடுத்துட்டோம்னா நம்ம என்ன வேல்யூ அங்கே கொடுக்க போகிறோம் இதோட நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூன்னா நாம் அங்கே அந்த மார்க்கெட் வேல்யூவில் ஐம்பது பேர் சாப்பிட்ற சாப்பாட்டில் நாம் எத்தனை பேருக்கு நாம் சாப்பாடு தரப்போகிறோம் நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்றது தான் இருக்கணும் ஐம்பது பேர் மொத்த டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அதை பண்ண முடியாது நம்ம ஐம்பது பேர் அங்கே இருக்கிறாங்கன்னா பீப்புள்ஸ் நம்ம அவங்களுக்கு வந்து பத்து பேர் நம்மளோட டார்கெட்டுனா வீ கேன் கோ ஃபார் அந்த பத்து பேருக்கு நம்மளோட ரேட்டு என்ன அதுக்கு என்ன நம்ம பட்ஜெட் வச்சுருக்கோம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபீல்டு சர்வேவில் இது பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த வேல்யூ ஆஃப் மார்க்கெட் இதுதான் அந்த வேல்யூ ஆஃப் மார்க்கெட்டு நம்ம அந்த பத்து பேருக்கு நம்ம என்ன ரேட்டுக்கு பண்ண போகிறோம் இதுதான் அடுத்தது வந்து பர் மந்த்துக்கு இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் இந்த மந்த்து நம்ம வந்து நூறு பேர் நம்மளோட ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மந்த்து நூறு பேருனா அடுத்த மந்த்து நூற்றம்பது பேர் ஆகணும் அதுதான் நம்மளோட சக்ஸஸ் அப்போ தான் நம்ம கொடுக்குற ரேட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு தான் நம்ம ரெண்ட்டுக்கே போகணும் அந்த இடத்துல எந்த மாதிரி லேண்டு நம்மளோட ப டார்கெட் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அதை விட நாம் வந்து ஒரு அரௌண்டு ஒரு one percent fifty percent extra கூட கொடுக்கலாம் அந்த மார்க்கெட் ரேட்டு ரெண்ட்டு ஏன்னா நம்ம வந்து பே பண்ண போகிறது around five to six month advance one year may minimum advance அது இல்லாமல் நாம் இது வேறு கொடுக்க போகிறோம் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ப்ரிப்பேர்டாக போகிறப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி போகணும் அப்போ நம்மளோட ரெண்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது மேஜர் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ப்ராஜெக்டில் அதில் வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகணும் பார்த்துக்கணும் அதுக்கடுத்து நம்மளோட அட்மாஸ்பியர் நாம் சேல் பண்ணுற இடம் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான லேண்டிங்காக இருக்கணும் பிராண்டிங்கு அதோட லேண்ட்மார்க்கு எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த அட்மாஸ்பியர் வெரி கிளியராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் என்ன நம்மளுக்கு நீடோ அதை பர்ஃபெக்டாக எடுத்துடணும் அப்போ தான் நம்ம அதில் வந்து கரெக்டாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கிங் நம்மளோட ஆன்லைன் பார்ட்னர்ஸ் வந்து டெலிவரி பிக்கப் பண்ணுற பார்ட்னர்ஸ் வந்து அவங்க வர்றதுக்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்க வந்து எந்த விதத்துலேயுமே அங்கே வந்து கரெக்டாக வர முடியல இல்லை ரொம்ப உள்ள கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா வீ கேன் ஃபெயில் ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கான்சியஸாக செலக்ட் பண்ணி லேண்ட்மார்க் இருக்கிற ஏரியாவாக பார்த்து பண்ணணும் அப்போ தான் ஈஸி டு எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா சீக்கிரமாக அப்போ தான் ஃபுட்டு அங்கே போய் சேரும் இல்லைன்னா ஃபுட்டு போய் சேராதில்ல அதை நம்ம பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது லே அவுட் நம்ம முன்னாடியே ப்ரீ பிளானடாக போயிடணும் அந்த லேண்டை நம்ம பார்க்குற அப்போயே நம்மளோட மொத்த எக்ஸிக்யூஷன் என்ன மாதிரி பண்ண போகிறோன்ற ஃபுல் லே அவுட் நம்ம ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு இதில் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்றதை பக்காவாக தெளிவாக இருக்கணும் கட் அண்ட் ரைட்டாக போனோம் அப்போ தான் நம்ம ரெண்டுக்கும் அவங்களுக்கு கேட்கணும் என்னால் இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் பீப்புளுக்கு சமைக்க முடியும்னா அந்த ரெண்ட்டை வாங்கலாம் அந்த இடத்த கொடுக்கலாம் அதுக்கான என்ன இல்லை இங்கே டூ ஹண்ட்ரட் பீப்புளுக்கு தான் சமைக்கவே முடியும் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் பீப்புளுக்கான ரெண்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம்னா அப்போ நம்ம தெரிஞ்சே லாஸ் ஆகும் அதை வந்து தவிர்த்துடணும் அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸ் அண்டு அப்ரூவல் கவர்மெண்ட் அப்ரூவலில் நம்ம என்னென்ன வாங்க போகிறோமோ அதையெல்லாம் பக்காவாக பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூஷனில் எந்த விதமான த இடர்பாடுகள் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது மெயின்டெனன்ஸ் முக்கியம் இதில் வந்து ப்ளம்பிங்கு ப்ளம்பிங் பேசிக் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் லைன்ஸு அடுத்தது இந்த ஸ்லம் கிளியர் சம்ப் வாட்டர் போகிறது இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி அதெல்லாம் முன்னாடி அங்கே ஆல்ரெடி இருக்கா இந்த சர்வே ஃபஸ்ட்டு பண்ணிடணும் அதுக்கு அடுத்தது வந்து அப்ரூவல் லேண்ட் அப்ரூவல் இது சிஎம்டி அப்ரூவலா அதுக்கு அடுத்தது இல்லை அவுட் ஆஃப் ஏரியாவில் சில பேர் பார்ப்பாங்க இப்போ இருக்கிற ஐடி பார்க் எல்லாமே அவுட் ஆஃப் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க இது அசிஎம்டி அப்ரூவல் ஏன்னா அப்ரூவலுக்காக நம்ம போய் நிற்கிறப்ப கடைசியாக வந்து ஃபயர் இது இதெல்லாம் நம்மளுக்கு அப்ரூவல் கிடைக்காம போயிடும் அதனால் fire fire plumbing electricity main நம்மளதோட கமர்ஷியலுக்கு நம்ம போக போகிறோம் அப்போ கமர்ஷியலில் நம்மளோட பவர் என்ன வருது அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா இது எல்லாமே அடுத்தது நம்மளுடைய லேபர் ஷீட் இங்கே வந்து நம்மளோட ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமை கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையாகிடும் அவங்க வேறு ஏரியாவில் நம்ம க்ளவுடு கிச்சன் ஒரு ஏரியாவில் இருந்துச்சுன்னா போயிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் வேறு அதனால் மேலேயே முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு லே அந்த மாதிரி ஒரு லேண்டாக பார்த்து எடுத்திங்கன்னா இல்லை ஹவுஸாக பார்த்து இல்லை மற்ற ஷாப் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸி நம்மளும் மார்ஜின் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டுமே ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிடும் அவங்க எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க லேட்டும் ஆகாது நம்மளுக்கு இல்லை நம்ம ஈஸியாக நம்ம அதை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் மார்க்கெட்டோட அவைலபிலிட்டி அடுத்தது எந்தெந்த பொருள் ஆஃப் நம்ம தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அது எல்லாமே கரெக்டான டைமில் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்டோர் இது ரொம்ப முக்கியம் க்ளவுட் கிச்சனில் ஏன்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு ஐம்பது ஆர்டர் வரும் திடீர்னு நூறு ஆர்டரும் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நம்மள்கிட்ட ஒரு இன்வென்ட்ரி ஸ்டோர் இருக்கணும் எந்த மெட்டீரியல் எப்போ எவ்வளோ கிட்டாலும் நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம இருந்தோம்னா தான் பக்காவாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் ரெண்ட்டுக்கே போகணும் இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இவ்வளோ பட்ஜெட்டே நம்மளுக்கு இத்தனை ஸ்டாஃபு இவ்வளோவுக்கு நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது தெளிவாக இருந்தோம்னாலே நம்மளோட கிளவுட் கிச்சன் ஈஸியாக ரன் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு ஒன் மந்த்தில் வித்தின் டூ மந்த்தில் நம்மள க்ளவுட் கிச்சனை எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்தே முடிச்சிடலாம் வித் ரெண்ட்டோட நம்ம ரெண்ட்டு ஃப்ரீ டைமே த்ரீ த்ரீ மந்த்ஸ் கேட்கலாம் கேட்டோம்னா அதுக்குள்ளார நம்ம எக்ஸிக்யூஷன் முடித்து ஒன் மந்த் ட்ரையலே பார்த்துடலாம் so trial very very important trial நம்ம முன்னாடி போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக போகணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட தப்பு என்னான்னு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் அதை அப்போ தான் திருத்திக்க முடியும் ஒன்ஸ் கிளைண்ட்டுக்கிட்ட எண்ட் ஆஃப் த கஸ்டமர்கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம அதை திருத்திட்டினாலும் இன்னும் வேலைக்கு ஆகுது ஏன்னா அது நம்மளோட கமெண்ட்டு மற்ற சோஷியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஃபஸ்ட் ப்ராண்டாக போகிறப்போ ஸோ அதை ரொம்ப கான்சியஸாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ராண்டிங் பண்ணுறப்போ ட்ரையல் பார்க்கணும் அது பார்த்துட்டு அப்புறமா பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்மளுக்கும் அது ஒரு லேர்னிங்காக இருக்கும் என்னென்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கணும் ஆல்வேஸ் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் சின்ன சின்ன தப்பு அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்னா அந்த ஒரு ஃபைவ் டு த்ரீ த்ரீ டேஸில் நம்ம மானிட்டர் பண்ணிடலாம் தட்ஸ் இட்